அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி மேல் ஆகுது எவ்ரிடே நம்ம க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல் பிஎம் மார்க்கெட் ரொம்ப பர்டிகுலராக அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven zero double six அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே இருக்க green colour and target line தான் செவன் ஜீரோ எயிட்டி த்ரீ இருக்குது ஏன்னா மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாகவே வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது இருக்குது கண்டினியூஸாக மார்க்கெட் தொடர்ந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் போகுது அதனால் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் மேலே கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ டுவெண்ட்டிக்கு கீழே வந்தது இப்போ நமக்கு செவன்டீன் பாயிண்ட் வந்து ஷோ பண்ணுது ஸோ இந்த seventeen point momentum so seventeen point சொல்லி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் கிடச்சா தான் டார்கெட் ஒன்றே பிரேக் அவுட் ஆகும் செவன் ஜீரோ எயிட்டி ஃபோர் வேணும் ஸோ இந்த எயிட்டீன் பாயிண்ட் மொமெண்டம் எப்படி தருது எவ்வளோ நேரம் ஆகுது எப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பைக்கால் கிடச்சிருக்கு இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்போதைக்கு ஒரு டென் பாயிண்ட் தான் ரைஸ் ஆச்சு அடுத்து டவுன் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா first hour range break out ஆயிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல மொமெண்டம் கொடுத்ததில் first hour range break out ஆயிருக்கு செவன் ஜீரோ சிக்ஸ்டி சிக்ஸில் வந்த பைக்கால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்தால் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும் டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த சார்ட்டை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜியோட மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் இதை வச்சு ட்ரேட் பண்ணி இதை ஒரு ஹெல்பிங் டூலாகவும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ